ஏ கைஸ் வெல்கம் டு ஏ குட்டி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் ரிலீஸே ஆகிறேன் நான் வேற லெவலான ஹிட்டான சின்சான் ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸான ஏலியன் வர்சஸ் ஷினோஷுக்கு அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம ஆறாவது எபிசோட் பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அஞ்சு எபிசோட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ மொதல் எபிசோட் பார்க்கலாம்னா லிங்க் போய் தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடுங்க லிங்க் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஆறாவது எபிசோடுக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோடில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க நம்ம எலன் வந்து என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் அங்கே இருக்க எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணிட்டு மொத்தமாக பத்து மனுஷங்களும் ஒரு நாய்க்குட்டியும் இருக்கும் அண்டு இப்போ தான் எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க என்ன அப்படின்னா அங்கே மொத்தமே ஒம்பது டேங்க் தான் இருக்குது ஸோ அந்த டேங்க்கில் உள்ள கூல் கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் மனுஷங்களால் நூறு வருஷத்தை தாண்டியும் உயிரோடு இருக்க முடியும் ஸோ அங்கே இருக்க ஒம்பது மத்து மட்டும்தான் அங்கே டேங்க் இருக்குது ஸோ அப்படின்னா அவங்க பத்து பேர்த்தில் யாரோ ஒரு ஆள் அங்கே டேங்கில் இருக்க கண்டிஷன் இல்லாமலே நூறு வருஷம் உயிரோடு இருந்திருக்காங்க ஸோ இப்போது நம்ம எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேலை அப்படி ஒரு வேலை யாராச்சும் ஒருத்தர் இந்த டேங்க்குள்ளே இல்லாமல் நூறு வருஷம் உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மனுஷங்களாக இருக்க முடியாது ஸோ மனுஷங்களா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏலியனாக தான் இருக்கணும் ஸோ இப்போ அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் புரியுது என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற பத்து பேர்த்தில் யாரோ ஒருத்தங்க உண்மையான மனுஷங்க கிடையாது அவங்க ஒரு ஏலியன் இவங்க அதெல்லாம் பேசிட்டு இருக்கணும் நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மாட்டான் ஆனால் இப்போ தான் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக அவன் ஃப்ரெஷ் மண்டேன்னா அனுப்பிவிடுவான் ஸோ இவன் இவனை பார்த்தோம்னா நம்ம ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா டே நீ என்ன பண்ணிட்டு அந்த மாதிரி கேட்பாரு அதுக்காக டச்சு கோக்கு தான் இங்கே என்ன நடக்குதுன்ற பார்த்துட்டு சொன்னார் அப்படின்னு சொ சொல்லுவான் ஸோ நம்ம ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி நம்ம கூட ஒரு ஏலியன் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதோட விட பரவாயில்ல அவர் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு என்ன அப்படின்னா அந்த ஏலியன் நம்மளை முழுங்குற அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக கூட இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு ஸோ இதை கேட்டவனே நம்ம பிரஷ்மணி வந்து பார்த்தீங்கன்னா அள்ளு விட்டுருது ஸோ அவன் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடான் இப்போ நம்ம தலைவன் வந்து எல்லாருமே இவனை ஒரு மாதிரி சந்தேகத்தோடு பார்க்குறாங்க ஒருவேளை இவன் ஏழுனா இருப்பானும் பிகாஸ் அவன் பார்க்குறதுக்கே அப்படி தான் இருப்பான் அவன் எல்லாத்துக்கிட்டேயுமே இல்லை இல்லைண்ணா ஏலியன் இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் பார்க்கறது தான் இப்படி இருப்பேன் பட் நான் உண்மையிலேயே நான் ரொம்ப நல்லவன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஸோ இவன் என்ன பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சுக்கு அப்படின்ற ஒரு கொடூரமான கன குரல் பார்த்தா நம்ம பிரஷ் மொட்டையோட குரல் தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம மொட்டைக்கிட்ட என்ன வேணும்னு கேட்குறான் ஸோ அதுக்கு மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மிச்சி யோசின் அப்படின்னு ரெண்டு பேர் சுற்றி இருந்தாங்களே அவங்க எங்கே தான் போனாங்க ஆளையே காணுன்னு கேட்டுருக்காரு அதுக்கு நம்ம ப்ரெஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வேறு வேலையே இல்லை சும்மா இங்கே இங்கே சுற்றின்னு இருப்பாங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க நீங்கள் உடுங்க அந்த மாதிரி சொல்லிடுறாங்க விவேக்கண்ண மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் விட முடியாது நீ உடனே இங்கே எல்லாத்தையுமே இந்த இடத்த கூட்டினு அப்படின்னு ஒரு ஆர்டரை போடுறோம் நம்ம ப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு ஏலியன் இருக்கு மாதிரி சொல் மொட்டை கிட்ட எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறான் பட் மொட்டை இவன் சொல்கிறத காதில் வாங்குற மாதிரியே தெரில அவன் சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க அங்கே வந்த உடனே நம்ம மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே இருக்கீங்களா அந்த மாதிரி செக் பண்ண ஸோ எல்லாருமே ஒன் டூ த்ரீன்னு நம்பர் சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லிடுறாரு ஸோ எல்லாருமே ஒன் டூ த்ரீன்னு சொல் எல்லாருமே கரெக்டாக ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லுவான் பட் ஆனால் தலைவன் உள்ளே புகுந்து திரும்பவும் வந்து ஆரம்பிப்பேன் ஸோ பக்கத்து வீட்டு நன்றி த்ரீன்னு ஆரம்பிப்பாங்க கேட்டால் மொட்டை டே சின்ன பையில உன் நம்பர் கூட சொல்ல கூட தெரியாதா ஸோ ஒழுங்காக சொல்கிறா சொல்கிறேன்னு சொல்லுவான் நினச்சா பரவாயில்ல எல்லாரும் ரொம்பவே கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறான் இது கேட்டு நம்ம ஹேரியோ மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துடுறாங்க நம்ம ஹேரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை தலைன்னு சிவனியோடு தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டுறாரு அதுக்கு நம்ம மிக்சி ஏதாங்க அவங்க ஒரு முட்டா பையங்க மாதிரி சொல்லிடுறாங்க அண்ட் அவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல அவங்க வேலை திட்டம் விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு வேலை வச்சுருக்கேன் அந்த வேலையை இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த அந்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா யோசினும் மிச்சினும் எங்கே இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு வரது தான் அண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்லேயே இந்த இடத்துல மட்டும்தான் அறிவை யூஸ் பண்ணுறான் என்ன பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் போங்க பட் மிக்சி வரி அண்ட் அப்புறம் அந்த பக்கத்து வீட்டாண்டி இவங்க மூணு பேரும் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு என்ன வழி கண்டுபிடிச்சா கூட இவங்கள விட்டுட்டு அவங்களால போக முடியாது ஸோ இவங்களை கூப்பிட்டு போனதுக்கு தான் அவங்க வரணும் ஸோ அவங்க அதனால் அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மொட்டை வந்து நினச்சிக்கிட்டு இவங்க மூணு பேர்த்தையும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே மிச்சி யோசனை தேட அனுப்பிச்சி வச்சிடான் அது மட்டும் இல்லாமல் யார் அவங்கள கண்டுபிடிச்சி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சொல்லி அனுப்புகிறான் ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிச்சய யோசனை தேடி நடந்து போயிட்டுருக்காங்க நடந்து போகும்போது நம்ம ப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் புலம்பிட்டு தான் வந்துட்டுருக்கான் ஸோ அவன் என்ன சொன்னான் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுன்னு இப்படி தனியாக நடந்து போயிட்டுருக்கோம் திடீர்னு அந்த ஏலியன் வந்து நம்மளை சாப்பிட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி கேட்டுருக்கான் இருக்கான் அதுக்கு நம்ம ஹேரி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வாய மூராடி ஏலியன்ஸோட மனுஷங்க தான் ரொம்ப கொடூரமானவங்க அதுலேயும் அந்த மொட்டத்தலையாக இருக்கான் பார்த்தியா அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அவனெல்லாம் ரொம்ப பயங்கரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவங்க அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாங்க திடீர்னு தலைவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டனை பார்க்குறான் பாடத்தை அடுத்த செகண்டே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை அமுக்கி விட்டுறான் அவன் அதை அமுக்குனா பத்தாவது செகண்டே அந்த இடத்துல ஒரு பெரிய பாதாள மாதிரி ஒரு குழி உருவாகுது ஸோ அதுக்குள்ளே சின்சான் ஷீரோ விழுந்துடுறாங்க ஸோ அவனை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹேரி எல்லன்லேருந்து ப்ரெஷ்ஷு மண்டியவர் எல்லாருமே உள்ளே குச்சிடுறாங்க ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகுது அண்ட் அங்கேயும் மேலே சைடில் எல்லா இடத்துலையுமே பைப்பு தான் இருக்குது ஸோ அப்போ நம்ம ஹேரியும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ் மண்டைக்கிட்ட பேசுகிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் நீ அந்த மொட்டை தலையன் கூட்ட உளவாளி தானே இங்கே நடக்குதான்னு என்கிட்ட சொல்கிறது தானே இங்கே வந்திருக்கான்னு கேட்குறாங்க நீ போட்டு ஊற்றுற மாட்டே அப்படின்ட்டு கேட்குறான் ஹாரி ஸோ அவன் என்னங்க நீங்கள் இப்படி நினச்சிட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது நான் உண்மையிலேயே உங்களை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் பட் இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து பைப்புக்கு இடையில நம்ம ஹீமா வரைய ரோஸ் கலரில் கண்ணு மாதிரி ஒரு ரொபோ கூட்டு போச்சுல ஸோ அந்த ரொபோட் பார்த்துட்டே இருக்குது சரி வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கொஞ்ச தூரத்துலேயே அவங்க ஒரு ரூமை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரூமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெரிய பெரிய கண்ணாடி டப்பா இருக்குது அந்த அதுக்குள்ள நிறைய விதமான பொருட்கள் இருக்குது என்னதான் இது எல்லாத்தையுமே நம்ம சின்சானம் பக்கத்தில் போய் பார்க்குறான் அந்த அப்போ தான் அங்கே ஒரு விஷயமே புரியுது என்ன அப்படின்னா அந்த அந்த இடத்துல இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான சாக்கோபியும் இருக்குது ஆஹா பச்சை தண்ணி கூட இல்லாத எனக்கு பாயாசமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் செம்மையாக சக்கோ சக்கோபியை பார்த்தவொடனே அப்போது நம்ம எல்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்க இப்போ ரூம் இருக்கிற ரூம் தான் ஸ்பேஷிப்போட ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ரூம் ஸோ இப்போது இப்போ அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கண்ணு முன்னாடி இருக்குது பட் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற கண்ணாடி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கிட்டத்தட்ட இரும்புக்கு ஈக்குவலா இருக்குது ஸோ இவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பட் ஆனால் இவங்களால இவங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க பட் ஆனால் இவங்களால அந்த கண்ணாடிக்கு எதுவுமே பண்ண முடியல இந்த இடத்துல நம்ம யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போ மட்டும் என் என் கையில் ஜேம்ஸ் இருந்துச்சுன்னா இதை நாம் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க திரும்ப திரும்ப அந்த ஜேம்ஸ்ன்ற பேரை தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இப்போது கை கட்டினது வாய் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சோகமாயிடுறாங்க ஸோ இந்த இடம் இங்கேயே தான் இருக்கும் ஸோ நம்ம அப்புறமா வந்துடலாம் பட் ஆனால் இப்போ வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஸோ மொட்டை நம்ம தேடிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வாங்க நம்ம திரும்பவும் போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பவும் கிளம்புறாங்க அண்ட் அவங்க ஒரு வழியாக மேலே வந்துட்டாங்க ஸோ இப்போ நம்ம திரும்ப மொட்டை அன்னைக்கு இடத்துக்கே போகிறாங்க அந்த போகிற வழியில் நம்ம ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெஷ் மண்டிக்கிட்ட இப்படி ஒரு இடத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு மொத்த கிட்ட நீ சொல்லவே கூடாது அப்படி சொன்ன அப்படின்னா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அது அது மட்டும் இல்லாமல் நீ தானே நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஸோ அப்படின்னா இந்த சீக்கிரட்டை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ப்ரஷ் வந்து பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான் ஸோ இவங்க எல்லாரும் அந்த திரும்பவும் அந்த ரூமுக்கே போகிறாங்க அவங்க நம்ம கிட்டே போய் இந்த மாதிரி மிக்சி ஓஷன்னு கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு விடுங்க அவங்க இங்கேயும் கெச்சு தான் இருப்பாங்க அண்டு நீங்கள் போகும்போது போகிற வழியில் ஏதாவது வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்குறாங்க நம்ம ப்ரஷ் வந்து வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ சமாளிச்சு அப்படின்னு இல்லைன்னு சொல்லிடுறான் பட் ஆனால் தலைவன் வாய வச்சுன்னு சும்மா இல்லாமல் நாங்கள் சாக்கப்பையும் பார்த்தோமே அப்படின்னு சொல்லி மொட்டைக்கிட்டே சொல்கிறான் அதை சமாளிக்கிறது நம்ம ஹேரி வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் பசி வந்துட்டா நீ நீயா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பட் எனக்கு தலைவன் அங்கே பார்த்த ரூமில் இருந்து எல்லாத்தையுமே நம்ம மொட்டை கிட்ட ஒப்பிச்சிடுறான் ஸோ அவன் ஷீரோவை பற்றி ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் போது பக்கத்தில் இருக்க ஷீரோவை திரும்பி பார்க்குறான் அண்ட் அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது என்ன அப்படின்னா நம்ம ஷீரோ இப்போது சின்சானை விட ஹைட்டாக வளர்ந்துருக்கு அடாடே பரவாயில்ல நல்லா வளர்ந்துட்டே வெரி குட் அது மாதிரி சின்சான் சொல்லிட்டு இருக்கான் அண்ட் அந்த நேரத்தில் அவங்க பார்த்துட்டு இருக்கே இருக்கும்போது ஷீரோ இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு இதை பார்த்து நம்ம வளர்ந்து போன பிரஷ் மண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு நாயே கிடையாது இது ஒரு ஏலியன் அந்த மாதிரி சொல்லிடுறான் சொல்லிட்டு கத்தான் அண்ட் இதை கேட்டு நம்ம மொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இதை பார்த்தா பூமியில் தகுந்த மாதிரி தெரில இது ஒரு மான்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க அந்த துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோவையே ஷூட் பண்ணுறான் அந்த கன்லேருந்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பாதி தூரம் வந்துச்சு அண்ட் அதை பார்த்து வந்து நம்ம சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா ஷீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துறான் அண்ட் அப்படியே இந்த எபிசோட் முடியுது அண்ட் நம்ம ஷீரோக்கு என்னதான் தான் ஆச்சு அண்ட் போன எபிசோடில் காணாமல் போன மிச்சி ஹோஸ்டின் எங்கே தான் போனாங்க அதில் இருந்து அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படின்ற வரைக்கும் நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஏழாவது எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை உங்ககிட்டேருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்